சே சின்ன வயசில் இப்படி ஆயிடுச்சு அடாடாடாடா இவரை கூட்டிகிட்டு போய் தமிழ் மொழி எப்படிலாம் வளர்ந்துருக்குன்னு அதை பற்றின ஒரு பெரிய லெக்சர் கொடுக்குறாங்க அதை கேட்க வைக்கலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு சயின்ஸ் எப்படிலாம் வளர்ந்துருக்குது மியூசியத்துக்கு கூட்டு போய் அதை காட்டலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே இப்படி ஆயிட்டாரு வெளிநாட்டுக்கு கூட்டு போய் அங்கெல்லாம் மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு காட்டலான்னு நினச்சேன் இலக்கியம் கலாச்சாரம் பண்பாடு சயின்ஸு நேனோ டெக்னாலஜி இதை பற்றிலாம் சொல்லலான்னு நினச்சினேன் கடைசி அப்படி ஆயிடுச்சு சரி வேறு வழி இல்லை தலப்பாக்கட்டிலேருந்து பிரியாணி வந்திருக்கு அதையாவது சாப்பிட்லாம் <laughs>